வணக்கம் இப்போ நாம் bank nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty four thousand seven twenty ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஆகுது இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதனால் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அது ஓப்பன் ஆன பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா sell at thirty four thousand seven twenty seven point seventeen வந்திருக்கு ஸோ அந்த ரேஞ்சில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செல் கால் வந்திருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா first R at second R at line first R at line பார்த்தீங்க அப்படின்னா thirty four thousand six forty second at thirty four five fifty so மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கேண்டிஸ்டிக் சார்ட் மூவ் பண்ணுறதோட நமக்கு வந்து ஜென்ரேட் வந்து பண்ணித்தரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றத ஷோ பண்ணலாம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ஷோ பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதனால தான் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் வந்துடுது ஸோ ரெட் கலரில் வந்தோன்னே நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நமக்கு வந்து செல் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதான் கேண்டில் வந்து ரெட் கலரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் ரெட் கலரே தான் இருக்கும் அதே மாதிரி பைங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா புதுசாக நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணித்தரும் ஸோ இப்போதைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட்டில் இன்றைக்கி நமக்கு ஒரு டென் ஃபோர்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்தது இறங்கிட்டு செல்லிங் ரேஞ்ச் வந்து thirty four seven twenty seven வந்திருக்கு ஆனால் இப்போ thirty four seven forty five இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது உங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன்லையும் ஷோ பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன்லையும் வந்து டேரெக்டாகவும் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இப்போ ஆப்ஷனில் செல் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் புட் ஆப்ஷனை பை பண்ணி அப்படியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன்லேயே ஷோ பண்ணுறோம் அதில் எப்படி புட் ஆப்ஷனில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து செல் கால் வந்தது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து வேகமாக வந்து இறங்கியிருக்கு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் டவுன் இப்போ வந்திருக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு நம்ம பார்ப்போம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டீனுக்கு ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன த்ரீ மினிட்ஸில் நமக்கு டார்கெட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு பட் அப்போதைக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறமா நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி thirty four thousand six thirty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா bank nifty thirty five thousand put option இது இந்த வீக் வந்து முடிய போகிற ஆப்ஷன் வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டியில் பைக்கால் வந்தது நமக்கு ஃபோர் சிக்ஸ்டி வரைக்கும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ்லேயே ரைஸ் ஆகிருக்கு இப்போதைக்கு ஃபோர் ஃபார்ட்டியில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து ஷோ பண்ணும் ஸோ நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனும் பண்ணலாம் ஃபியூச்சர் பேஸ்ட் ஆப்ஷனும் உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா nifty one minute chart so இதிலே நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு ஃபிஃப்டீன் செவன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு ஃபோர்த் மினிட்ல நமக்கு first R at four fifteen thousand seven thirty five break out பண்ணி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி கொடுத்து ஏறிட்டு தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்டு கிடைக்குதா அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டி டூ ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டியில் பைன்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா thirty four thousand eight seventy seven so buy trend buy call அப்படின்றனால நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு எப்படி நமக்கு செல் ட்ரெண்டில் ரெட் கலர் வந்துச்சோ அதே மாதிரி பை ட்ரெண்டுக்கு க்ரீன் கலர் வரும் ஸோ நம்ம பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ப்ரீவியஸ் வந்த கால் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அங்கேருந்து மார்க்கெட் தொடர்ந்து ரெக்கவரி ஆனது பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஒன் மினிட்ல அப்ளை பண்ணியிருக்கனால நமக்கு நல்லா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும் போதும் அந்த மூமெண்ட் வந்து மாறும்போதும் வாலட்டைல் இருக்கும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் கிடைக்கிது நிஃப்டியில் இன்னும் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகல அதில் ஃபுல்லாக செல்லிங் ட்ரெண்ட் தான் வந்து போய்கிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில் மட்டும் இப்போதைக்கு நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைச்சிருக்க இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நமக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டென் வரைக்கும் ஆக்சுவலி பையிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு கால் கிடச்ச நமக்கு ஃபோர் மினிட்ஸில் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து ரைஸ் ஆனாலும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது வந்து thirty five thousand put option இதுவும் வந்து நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு ஏன்னா பை கால் அதில் ஃப்யூச்சரில் பைக் கால்ன்றனால புட் ஆப்ஷனில் செல் காட்டுது பட் நம்ம கால் ஆப்ஷனில் பை பண்ணி நம்ம நார்மல் கால் ஆப்ஷனில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க அதில் நீங்கள் கால் ஆப்ஷனில் வாங்கி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ